அனைவருக்கும் வணக்கம் சிறியவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கதை கேட்கறதும் கதை சொல்றதும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானங்க தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கான எழுத்தறிவு எண்ணறிவிற்கான திறன் வளர்த்தல் பயிற்சியில எண்ணறிவு எழுத்தறிவு என்ற தலைப்புல கதை கூறுதல் மூலமாக மொழியறிவை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா குழந்தைகளை பொறுத்தவரை அவங்களுடைய சொற்கள் சொற்றொடர்கள் வந்து சின்னதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அனுபவங்கள் கற்பனை திறன் இதை எல்லாத்தையும் வளர்க்குறக்கு கதை பேருதவி பண்ணுதுங்க இதற்காக ஆசிரியர்கள் என்ன பண்ணலான்னா படக்கதைகள் சூழ்நிலைகள் கொண்ட கதைகள் இதை பயன்படுத்தி அவங்கள பேச சொல்லலாம் கதை சொல்வதற்கான நோக்கங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் நோக்கம் என்னவா இருக்க முடியும் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக பாடல் பாடுறது கதை சொல்கிறது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் இல்லைங்களா கதையை கேட்கும் பொழுது கேட்டல் திறன் வளருது இல்லைங்களா கூடவே பேசுதல் திறனும் வளருது அப்படிதானேங்களேன் சொற்களஞ்சியம் பெருக்கவும் ஏற்படுது கதைகள் மூலமா சரிங்க இப்போ கதைகள் வந்து கேட்கறனாலையும் பேசுறனாலையும் அவங்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் வளருது அப்படின்னு பார்க்கலாங்களா உற்று நோக்கி அதை வெளிப்படுத்தும் திறன் வினா கேட்டல் திறன் சிந்தனையை தூண்டும் திறன் கற்பனை திறன் படைப்பாற்றல் திறன் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசுதல் திறன் பிறருடன் கலந்து பழகும் திறன் தகவல் தொடர்பு திறன் கதையோட முடிவை அனுமானிக்கும் திறன் கற்பனை ஆற்றலையும் படைப்பாற்றலையும் வெளிக்கொணர கதைகள் முக்கிய இடம் வகிக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை மாணவர்களுக்கு கதை மூலமா அடிப்படை திறன்களை சிறப்பாக நம்ம வளர்க்கலாங்க அதாவது பேசிக் ஸ்கில்னு சொல்கிறோம் இல்லைங்களா அடிப்படை திறன்கள் எத்தனை சரியா சொன்னீங்க நான்கு கேட்டல் பேசுதல் படித்தல் மற்றும் எழுதுதல் ஆனால் கதையில் மட்டும் கேட்டல் பேசுதல் வந்து ரொம்ப சிறப்பான இடத்தை வகிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஐயம் இல்லாமல் நம்ம ஒத்துக்கலாங்க இதுவரை கதையோட நோக்கங்கள் பார்த்தோம் என்ன திறன்கள் வளர்க்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ கதைகளோட வகைகளை பார்க்கலாமா கதைன்னு சொன்னாலே நிறைய வகைகள் கதைகள் இருக்கு அப்படிதானேங்க ஆனால் குறிப்பாக குழந்தைங்களுக்கு படக்கதைகள் படக்கதை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு பரவசம் வந்துடும் இப்போ நமக்கே ஒரு படக்கதை அப்படின்னு சொன்னால் அந்த படக்கதையில் பாதி கதையை அந்த படமே சொல்லிடும் இல்லைங்களா நமக்கே இவ்வளோ பிடிக்குதுன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இல்லைங்களா காட்சிகளை பார்த்து எந்த சூழ்நிலையில் கதைகளை அமைந்துள்ளன அப்படிங்கிறதையும் குழந்தைகளை கதையாகவே நம்ம சொல்ல வைக்கலாங்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி படக்கதைகள் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி கேட்பாங்க இல்லைங்களா கேட்டன் திறனில் சிறந்து விளங்குவாங்க குழந்தைகள் பேசு திறனையும் சிறந்து இருப்பாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா கதை கேட்கும்போது அதை கேட்டுட்டு அப்படியே அழகாக பேசுவாங்க கதைகளை விரும்பி கேட்பாங்க கேட்டல் திறனில் சிறந்து விளங்கும் குழந்தைகள் நிச்சயமாக பேசுதல் திறனிலும் சிறந்து விளங்குவார்கள் இல்லைங்களா தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக வலம் வரக்கு கதைகள் பெரிதும் வழிவகை செய்கின்றன அதன் பிறகு தொடக்க நிலை குழந்தைகளில் ஒலிகள் அதாவது சவுண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க அதாவது நாயோட குறைப்பு ஒலி யானையோட பிளிரல் சத்தம் அதுக்கப்புறமா குதிரையோட கணைப்பு ஒலி இந்த மாதிரியான ஒலிகள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அடைவாங்க இந்த சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க எப்படி பேசுறது எப்படி பழகிறது மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கதைகள் வழிவகை செய்கின்றன மற்றவங்க கிட்ட எப்படி வினாக்கள் எழுப்புவது அந்த வினாக்களுக்கு அறிவார்ந்த பதில்களை எப்படி தர்றது நன்னெறி பழக்கங்கள் வளர்றது இது எல்லாமே கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி கதை சொல்லும் பொழுது ஏற்ற இறக்கத்துடன் சொல்லும்போது அப்படியே அந்த நிகழ்வை கற்பனை செய்து சந்தோஷப்படுவாங்கங்க ஒரு கதையில் ஏற்ற இறக்கத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய கவனம் அதில் சேரும் இப்போ பெரிய வீடு சின்ன பொம்மை அழகான வியப்பான அப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது முக பாவனைகளோடு கதைகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற கருத்தை குழந்தைகள் அழகாக உள் வாங்கிக்குவாங்க இதன் மூலமாக என்ன கிடைக்கும் நடிப்பு திறன் கூட அழகாக கற்றுப்பாங்க எப்படி உரையாடுறதும் அப்படிங்கிறதும் கற்றுப்பாங்க நாடக திறன் வளர்க்கறதுக்கு இந்த வசனங்களை பேசும்போது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிருக்கும் இந்த கதைகள் பெரும் உதவியாக இருக்குங்க நாடகங்கள் உருவாக்க கதைகள் முக்கிய பங்காற்றுறது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சொல்லித்தான் தெரியணும் அப்படின்னு இல்லைங்க கதைகள் மூலமாக வேற என்னெல்லாம் திறன்கள் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா உற்று நோக்கும் திறன் அவங்களுக்கு வரும் உரையாடும் திறன் வளரும் கலந்துரையாடும் திறன் வளரும் வினா கேட்கும் திறன் வளரும் இப்படி பல திறன்களை வளர்க்குறதுக்கு கதை வந்து பேருதவி புரியுதுங்க வகுப்பில் கதை கூறும் பொழுதும் கதை கேட்பதன் மூலமாகவும் மாணவர்களுடைய சொற்களஞ்சிய பெருக்கும் அதாவது வெக்காபுலரி ஸ்கில்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் தெரியணும் அப்படின்னு இல்லைங்க எந்த கருத்தை சொல்கிறதா இருந்தாலும் எந்த நிகழ்வை சொல்கிறதா இருந்தாலும் ஒரு கதை மூலமாக சொல்லும் பொழுது அதில் ஆர்வமும் மகிழ்வும் பங்கேற்பும் இயற்கையாகவே குழந்தைகிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைங்க கதைகள் மூலமாகவே நம்ம எல்லா நிகழ்வுகளையும் சொல்லிட முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்